நம்ம லைஃப்பில் சந்தோஷம் கஷ்டம் என்ன நடந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க நாமளும் நமக்காக அவங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆனால் கடைசியில் அவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த வழி ரொம்ப கொடுமையாக இருக்கும்